இம்ப்ரெஸ்ஸில் பிரசன்டேஷன் தயாரித்தல் அடிப்படை ஒழுங்கு செய்தல் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு நாம் கற்க போவது இம்ப்ரெஸ் சாளரத்தின் பகுதிகள் ஸ்லைடை உள்நுழைப்பது பிரதி எடுப்பது எழுத்துரு எழுத்துருவை ஒழுங்கு செய்வது இங்கு பயனாவது உபுண்டு லினக்ஸ் 1004 லிப்ரியாஃபிஸ் தொகுப்பு பதிப்பு 334 முன்னே நாம் உருவாக்கிய சாம்பிள் இம்ப்ரெஸ் பிரசன்டேஷன் ஐ திறப்போம் திரையில் உள்ளதை சுற்றி பார்க்கலாம் நடுவில் உள்ள workspace தான் நாம் வேலை செய்கிறோம் காண்பது போல workspace ல் வியூ பட்டன்ஸ் என்னும் ஐந்து கீற்றுகள் உள்ளன இப்போது நார்மல் கீற்று செயலில் உள்ளது தனி ஸ்லைடுகளை உருவாக்க இதுவே முதன்மை காட்சி அவுட்லைன் காட்சி தலைப்புகளையும் ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் புல்லட்டுடன் எண்ணிட்ட வரைகோடு ஒழுங்கில் பட்டியலை காட்டும் நோட்ஸ் காட்சியில் குறிப்புகளை எழுதலாம் அவை பிரசன்டேஷன் இல் தோன்றா ஹேண்டவுட் காட்சி ஸ்லைடுகளை அச்சிட்டு விநியோகிக்க இங்கே ஒரு பக்கத்தில் எத்தனை ஸ்லைடுகளை அச்சிடலாம் என்று தேர்வு செய்யலாம் ஸ்லைடு சோர்ட்டர் காட்சி ஸ்லைடுகளின் சிற்றுருக்களை காட்டும் நார்மல் காட்சி பட்டன் மீது சொடுக்கலாம் திரையின் இடது பக்கம் ஸ்லைட்ஸ் பலகத்தை காணலாம் அதில் பிரசன்டேஷன் ஸ்லைடுகளின் சிற்றுருக்கள் தெரிகின்றன வலது பக்கம் டாஸ்க் பலகத்தில் ஐந்து தொகுதிகள் உள்ளன லேயூட்ஸ் தொகுதியில் முன் தொகுத்த இட அமைவுகள் உள்ளன அவற்றை அப்படியே அல்லது தேவைக்கு தகுந்தபடி மாற்றி பயன்படுத்தலாம் இந்த டியூட்டோரியல் வரிசையில் மேலே இந்த தொகுதி விவரங்களை பார்க்கலாம் இந்த ஸ்லைடை உள்நுழைப்பதை பார்க்கலாம் ஸ்லைட்ஸ் பலகத்தில் இரண்டாம் ஸ்லைடு மீது சொடுக்கி தேர்ந்தெடுக்கலாம் இன்சர்ட் பின் ஸ்லைடு மீது சொடுக்குக இரண்டாம் ஸ்லைடுக்கு அடுத்து புதிய வெற்று ஸ்லைடு நுழைக்கப்பட்டது ஸ்லைடுக்கு தலைப்பிட கிளிக் டு ஆட் டைட்டில் உரைப்பட்டை மீது சொடுக்குக ஷார்ட் டெர்ம் ஸ்ட்ராட்டஜி என டைப் செய்து உரைப்பெட்டிக்கு வெளியே சொடுக்கலாம் இப்படியாக தலைப்பை சேர்க்கலாம் ஸ்லைடை பிரதி எடுக்க இரண்டு வழிகள் உள்ளன முதலாவது இன்சர்ட் பின் டூப்ளிகேட் ஸ்லைடு மீது சொடுக்குவது முந்தைய படியில் உருவாக்கிய ஸ்லைடு போலவே இன்னொன்றுக்கு நுழைக்கப்பட்டது மாற்றாக வர்க்ஸ்பேஸ் பலகத்தில் ஸ்லைடு சார்ட்டர் காட்சியை ஸ்லைடு சார்ட்டர் கீற்றில் சொடுக்கி தேர்க ஏழாம் ஸ்லைடை வலது சொடுக்க வரும் கான்டெக்ஸ்ட் மெனுவில் கோப்பி ஐ சொடுக்கி அதை பிரதி எடுக்கலாம் கடைசி ஸ்லைடில் வலது சொடுக்கி பாஸ்டே மீது சொடுக்குக ஆஃப்டர் ஐ தேர்ந்தெடுத்த பின் ஒக் மீது சொடுக்குக ஸ்லைடின் ஒரு பிரதியை பிரசன்டேஷன் இன் கடைசியில் உருவாக்கிவிட்டோம் எழுத்துருக்களையும் அவற்றை ஒழுங்கு செய்வதையும் பார்க்கலாம் லாங் டெர்ம் கோல் என தலைப்பிட்ட ஸ்லைடு மீது இரட்டை சொடுக்கி தேர்ந்தெடுக்கவும் பாடி உரைப்பெட்டி மீது சொடுக்கி உரை முழுதும் தேர்ந்தெடுத்து நீக்கவும் பின் டைப் செய்யலாம் reduce cost reduce dependence on few vendors develop customized applications எழுத்துருவின் வகை அளவு ஆகியன மாற்றுவது LibreOffice ரைட்டர் போலவே உரை வரியை தேர்ந்தெடுக்கவும் டெக்ஸ்ட் பார்மேட் டூல்பார் இல் எழுத்துரு வகையை ஆல்பனியில் இருந்து ஏரியல் பிளாக் க்கு மாற்றவும் எழுத்துரு அளவு 32 இலிருந்து 40 க்கு மாற்றவும் உரை பெட்டிக்கு வெளியே எங்காவது சொடுக்குக எழுத்துரு மாறிவிட்டது எழுத்துருவை மாற்ற மெயின் மேனு வில் முறையே பார்மேட் கேரக்டர் தேர்வில் சொடுக்கியும் செய்யலாம் திறக்கும் உரையாடல் பெட்டியில் எழுத்துரு அதன் பாங்கு அளவு ஆகியவற்றை தேவைக்கேற்ப அமைக்கலாம் உரையாடல் பெட்டியை மூடலாம் எழுத்துரு நிறம் மாற்ற டெவலப்மெண்ட் அப் டு பிரசன்ட் என தலைப்பிட்ட ஸ்லைடை தேர்ந்தெடுக்கலாம் உரைப்பெட்டி மீது சொடுக்கி உரை முழுதும் தேர்ந்தெடுக்கவும் பான்ட் கலர் ஐகானுக்கு அடுத்துள்ள அடுத்துள்ள கீழம்புக்குறி மீது சொடுக்கி விரும்பும் நிறத்தை தேர்ந்தெடுக்கவும் உரைப்பெட்டிக்கு வெளியே எங்கேனும் சொடுக்குக நிறத்தில் மாறுதலை காணலாம் தடிமன், சாய் எழுத்து, கீழ்க்கோடு போன்றவைகளும் ரைட்டர் ஆவணங்களைப் போலவே ரெகமெண்டேஷன்ஸ் என தலைப்பிட்ட ஸ்லைடை தேர்ந்தெடுக்கவும் பாடி உரைப்பெட்டி மீது சொடுக்கி ஒரு வரி உரை தேர்ந்தெடுக்கவும் தடிமன், சாய் எழுத்து, கீழ்க்கோடு சின்னங்கள் மீது சொடுக்குக உரைப்பெட்டிக்கு வெளியே சொடுக்குக உரையில் மாற்றங்களை பாருங்கள் இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிவுக்கு வருகிறது நாம் கற்றது இம்ப்ரெஸ் சாளரத்தின் பாகங்கள் ஸ்லைடுகளை உள்நுழைப்பது ஸ்லைடுகளை பிரதி எடுப்பது எழுத்துருக்கள் எழுத்துருக்களை ஒழுங்கு செய்வது இந்த பயிற்சியை செய்து பாருங்கள் புதிய பிரசன்டேஷன் ஒன்று உருவாக்குக மூன்றாம் நான்காம் ஸ்லைடுகளுக்கு இடையில் ஒரு ஸ்லைடை உள்நுழைக்கவும் பிரசன்டேஷனின் இறுதியில் நான்காம் ஸ்லைடின் பிரதி ஒன்றை உருவாக்கவும் இரண்டாம் ஸ்லைடில் ஒரு உரைப்பெட்டியை உருவாக்கவும் அதில் உரையை